உங்களோட இன்ஸ்டன்ட் கேமரா டிங் டிங் அப்படித்தான் தமிழ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேம் ஸ்டூடெண்ட்ஸ் இதுவரைக்கும் நடந்த போட்டியில ஃபைனலா ஜெயிச்சது யாருங்கறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம் தமுரா தான் வின்னர்னு கிளீனா தெரியுதுல்ல அதுக்கப்புறம் எதுக்கு மறுபடியும் செக் பண்ணணும் நீங்க கொஞ்சம் பொறுக்கமாக்கி என் கேமராவுல படம் பிடிச்சிருக்கேன் அந்த படம் சொல்ல யாரும் ஜெயிச்சாங்கன்னு அட கையில காசு வாயில தோசைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்துருச்சே இந்த படத்து படி யாருன்னா ஓகே படம் பார்த்ததுல தாமுரா தான் வின்னருங்கிறது கிளியரா தெரியுது ஓகே தாமுரா தான் வின் அனௌன்ஸ் பண்ணிருங்க இதுக்கே இப்படியா அடுத்ததா வந்து சண்டை போடுறது கேமமாக்கியும் அப்புறம் நம்ம கேனேஜியும் நான் போய் ஜெயிச்சுட்டு வரேன் பாரு யுமிகோ நான் தான் ஜெயிப்பேன் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியா கேமமாக்கி தான் ஓ சார் நான் தான் சார் வின் பண்ணேன் அதான் ரெஃபரி சொல்லிட்டார்ல நான் தான் வின்னர்னு I am the winner of the game sir நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் ஓகே ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் தான் படம் புடிச்சிட்டேன்ல படத்தை பார்த்து சொல்லிடலாம் யார் வின்னர்னு இப்ப வரது பார் என்ன இது கால் மட்டும் வந்திருக்கு என்ன சார் இது ஓனோ என் கேமரா என்ன கவுத்திருச்சு பசங்க பாவம் எவ்வளவோ நம்பி இருந்தாங்க ஆனா இப்படி ஆயிடுச்சு கேட்கவே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு சார் ஆனா இதுல நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும் இந்த விஷயத்துல நீ எப்படி எனக்கு உதவ முடியும் தப்பு என்னோடது அவங்க ஸ்பீடுக்கு என்னால கேமரால கேப்சர் பண்ண முடியல அதத்தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே தப்பு எங்க இருக்குன்னா நான் பிராக்டிஸ் நிறைய பண்ண வேண்டியிருக்கு அந்த டைமிங் ஏத்த ஸ்பீடு என்கிட்ட இல்ல சார் நீங்க அண்ணாவோட ஸ்பீடுக்கு படம் பிடிச்சீங்கன்னா அப்புறம் யாரும் என்ன பிடிக்கலாம் அப்படின்னா நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன் நானும் தயாரா இருக்கேன் சார் உடனே நான் என் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறேன் நீங்களும் கேப்சர் பண்ண ஆரம்பிங்க சரியா நிஞ்சோ ஷேடோ ரன் டெக்னிக்ல போறேன் உடனே என்ன நீங்க அழகா போட்டோ பிடிப்பீங்களா ஓகே ட்ரை பண்ணட்டுமா அங்க இருக்கியா பார்த்தானா டிங் போட்டோலாம் எப்படி சார் வந்திருக்கு போச்சு மண்ணத்தையும் காணும் ஆளையே பிடிக்க முடியலப்பா ம் உங்க பிரச்சனை என்னன்னு புரிஞ்சு போச்சு சார் ரொம்ப நிதானமா இருக்கிறதுனால தான் அவரால் போட்டோவெல்லாம் ஒழுங்காவே எடுக்க முடியறது இல்ல இதுக்கு நானே ஒரு வழி பண்றேன் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்னால பணம் பிடிக்கவே முடியலையே என்ன பண்றது நானு டிங் டிங் சூப்பர் ஐடியா கிடைச்சிருச்சு ninja bind hand and leg technique பயன்படுத்தினா நிச்சயமா உங்களால போட்டோஸ் எடுக்க முடியும் சார் என் மேல நம்பிக்கை வைங்க ஓ அப்படியா அப்படினா கண்டிப்பா ட்ரை பண்றேன் இந்த டெக்னிக்கோட எஃபெக்ட் உங்க மேல படக்கூடாதுன்னா நீங்க உங்க ரெண்டு காதுகளையும் இதால அடைச்சுக்கோங்க கண்டிப்பா நான் வச்சுக்கிறேன் ஓ நில்லு என் என்கிட்ட கொடுத்துரு பாத்தியா ஓடுறவன நான் அப்ப போட்டோ எடுத்தாகணுமே என்ன பண்றது ninja bind hand and leg technique எடுத்துட்டேன் நான் எடுத்துட்டேன் ஓகே இப்போ இந்த ஆங்கிள் ட்ரை பண்ணலாம் வா சூப்பர் சூப்பர் நல்ல போட்டோ எடுத்திருக்கிறேன் நல்ல ஆட்டோரி ரொம்ப தேங்க்ஸ் ஆட்டோ நன்றி எல்லாம் எதுக்கு சார் சொல்றீங்க நீங்க இந்த பைக்ல வரவன நான் போட்டோ எடுக்கிறேன் ஆட்டோரி உன் நிஞ்சா யூஸ் பண்ணேன் பார்க்கலாம் ninja point hand leg <laughs> super இந்த ஆங்கிள் ஓகே இந்த ஆங்கிள் ஓகே படுத்துக்கிட்டு ஆ இதுவும் ஓகே இது கூட நல்லதா இருக்கு சார் இஷ்டத்துக்கு போட்டோ எடுத்து தள்ளுறீங்க போல இருக்கு ding ding <laughs> Hattori super Hattori எல்லா ஆங்கிள்லாம் கிடைச்சிருச்சு <laughs> திருடன் தப்பிச்சு போயிட்டானே அப்ப போட்டோ எடுத்தது நீங்க கவலைப்படாதீங்க எங்க சார் அந்த திருடனை போட்டோ எடுத்துட்டாரு அது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் என்னது அவனோட போட்டோ இருக்கா எங்க ஐயோ சூப்பர் இந்த போட்டோ வச்சு நான் அவனை உடனே பிடிச்சிருவேன் வேஸ்ட் <laughs> கூட பெஸ்ட் ஆயிடுச்சு வெரி குட் ப்ரொஃபசர் நீங்க உண்மையிலேயே நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு எங்க போலீஸ் சைடுல இருந்து ஒரு நல்ல ரிவார்டு கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அதெல்லாம் என் கடமை சார் சார் வெல்டன் சார் நிஜமாவே நீங்க சூப்பரா கலக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் சார் ப்ரொபோசர் செஞ்ச நல்ல காரியத்துக்கு இதோ அவருக்கு உண்டான ரிவார்ட் இப்ப இதையும் போட்டோ பிடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் என்னது நான் வாங்குறதே நான் எடுக்கிறேனா எப்படி நான் இந்த மாதிரி எல்லாம் எடுப்பேன் நினைச்சு கூட பாக்கலையே அதிசயமா இருக்கு அடேங்கப்பா இத வெளியில சொன்னா நம்ப கூட மாட்டாங்களே சாருக்கு என்ன இருந்தாலும் தன் மேல இந்த அளவுக்கு ஓவர் கான்பிடன்ஸா டிங் டிங் மறந்து போன லாட்டரி டிங் டிங் அப்பா எனக்கு ஃபுல் ஆயிடுச்சுமா ரொம்ப அற்புதமா இருந்ததுமா சமையல் இதோ வந்துட்டு வாங்க அப்பா ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகம் அப்படிங்களா சரி அதை விடுங்க வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் ஆமாமா எடுத்து வை எனக்கும் பசிக்குது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க இது லாட்டரி அதுவா அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்குனது அத நானே மறந்துட்டேன் எங்க காட்டு ஏதாவது பரிசு விழுந்திருந்தா அட நீ வேற அதுக்கெல்லாம் எங்க விழ போகுது ஐயோ என்னங்க இது முப்பது லட்சம் ரூபாங்க முப்பதாயிரம் தானே முப்பதாயிரம் எனக்கு முப்பது லட்சம் ரூபாய் முப்பது லட்சமா நிஜமாவே ரொம்ப பெரிய அமௌண்ட் தான்மா அப்பா ஒருவேளை முப்பது லட்சம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க <laughs> இது என்ன கேள்வி கேனச்சு பாதி உங்க அம்மாக்கு பீதி உனக்கு ஆனா பாதி வச்சுக்கிட்டு என்ன பண்றது எதுவா இருந்தாலும் உருப்படியா செலவு பண்ண கேணுச்சு ஓ எனக்கு தெரியும் ஹட்டோரி அந்த பதினஞ்சு லட்சத்தை வச்சுக்கிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிப்பேன் ஒரு பதினஞ்சு நூடுல்ஸ் வாங்க முடியுமா அட ஷின்சோ வாழ்க்கை பூரா நூடுல்ஸ் சாப்பிடலாம் அப்ப வாழ்க்கை பூரா சாக்லேட் ரோல் சாப்பிடலாமா வாழ வா சாக்லேட் ரோல் ஜாலி பேராசை பேரடைஸ் டேம் welcome ma'am welcome excuse me ma'am இந்த லாட்டரிக்கு ஏதாவது பிரைஸ் வாங்கிருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா ஷியோர் பட் கொஞ்சம் நேரம் நீங்க வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் ஆ ஷியோரா வெயிட் பண்றேன் மேம் ஒருவேளை இந்த லாட்டரியில மட்டும் பிரைஸ் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கிக்குவேன் முதல்ல நல்ல நெக்லஸ் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் என்னோட ஃபேவரட்டான ஜுவல்லரிஸ் எல்லாமே வாங்கணும் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச வைர மோதிரத்தை போட்டு சும்மா கலக்கல ஸ்டைலா போனோம் என்ன நான் சொல்றது கரெக்டா மிஸ்ஸஸ் மச்சுபா இந்தாங்க உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் முப்பது லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போங்க முப்பது லட்சம் எனக்கா சந்தேகமா இருக்கு இருங்க உங்களுக்கு கிளி பாத்துக்கிறேன் என்னங்க என்ன போய் கிள்றீங்க ஓ சாரி என் கண்ணு நினைச்சு நான் உங்களை கிள்ளிட்டேன் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல சரி பரவாயில்ல நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க எங்க மறந்துட்டீங்க பாருங்க ஆ மறந்துட்டேன் ஆனா இது இப்ப எப்படி கொண்டு போவேனா ஐடியா இந்த காய்கறி பேக்ல பணத்தை வச்சுட்டு அப்புறம் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போயிட வேண்டியதான் ஏங்க அவசரத்துல காய்கறிய மறந்துட்டு போறீங்க பாருங்க இந்த காய்கறிய நீங்க உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க பாய் மார்க்கெட் போன மம்மி இன்னும் காணாம கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி என்ன மாட்டுக்கு கூப்பிட்டீங்க சின்சோ சிஷிமாரு நமக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வெளுத்திருக்க சீக்கிரம் வீட்டுக்கு போன வாங்க ஓ சூப்பர் கிரேட் நல்லா வாங்க போலாம் வாங்க நம்மளை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு செஞ்சோ யார் ஃபாலோ பண்ணுவா பாரு செஞ்சோ யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றேன்ல ஆமாமா நீ நீ ஃபாலோ நான் ஃபாலோ பண்ணல அர்ஜென்ட்டா ஓ ஒரு நிமிஷம் ஏன் இப்படி கத்துறீங்க வேலை முடிஞ்சது சிஷிமாரு இப்ப அடுத்தது உன்னுடைய வேலை தான் வீட்டை பத்திரமா பாத்துக்கணும் என்ன பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத இந்த பணத்தை நான் எங்க பாதுகாப்பா ஒழிச்சு வைக்கிறது எங்க ஒழிச்சு வைக்கிறதுன்னு சரியான ஐடியா கிடைக்கலையே பீரோல ஒழிச்சு வச்சாலும் திருடனுக்கு தெரிஞ்சிடும் என்ன பண்றது பிரிட்ஜ்ல வச்சா நனைஞ்சு போயிடும் குள்ள வச்சா அம்மா இந்த பணத்தை பத்திரமா வைக்கிறதுக்கு ஒரு இடம் எனக்கு தெரியும் வழக்கமா எல்லாரும் வைக்கிற இடத்துல வச்சா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால நம்ம இந்த பணத்தை இந்த இடத்துல வைக்கிறோம் சரியாமா இதை விட பாதுகாப்பான இடம் வேற கிடையாது ஹட்டூரி சூப்பர் ஐடியா காத்துல பால்கனில இருந்து விழுந்த இந்த கோட்டை பார்த்துதான் பயந்திருக்கீங்கம்மா நீங்க ஓ இதான் நானா கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன் ஹட்டோரி பாரு வந்துட்டு போகுது பூனையா அப்பா எனக்கு நெஞ்சு வழியே வந்துருச்சு கொஞ்ச நேரத்துல அம்மா பாத்துமா கெனிச்சு அங்க பாரு கெனிச்சு அங்க பாரு போச்சு போச்சு திருடங்க எல்லாம் வந்து நம்ம பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க மிஸ்ஸஸ் மிச்சுபா எனது இதெல்லாம் வெறும் கனவா இந்தாங்க உங்களுக்கு பிரைஸ் விழுந்திருக்கு அதுவும் இருநூறு ரூபா என்னது இருநூறு ரூபாவா அப்ப இவ்வளவு நேரம் நான் கண்டதெல்லாம் கனவா டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் அம்மா இப்படி நிம்மதியா போறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க முகத்தை பாக்கும் போதே அவங்க பெருசா எதுவும் லாட்டரியில ஜெயிக்கலங்கிறது தெளிவா தெரியுது டிங் டிங் எப்படி தூங்கணும்னு சொல்லி கொடுங்க டிங் டிங் எப்படி படுத்தாலும் தூக்கம் மட்டும் வரமாட்டேங்குது ஆ ஷின்சோ ஷிஷிமாரு என்ன இங்க வந்துட்டீங்க இது ஒண்ணு பாத்ரூம் இல்ல இது என்னோட ரூம் கண்ணு மழிச்சு பாருங்க ஷின்சோ ஷிஷிமாரு ஓஹோ ரெண்டு பேரும் தூக்க கலக்கத்துல வந்துட்டீங்களா என்னப்பா ரெண்டு பேரும் இங்கே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க போங்க போங்க உங்க ரூமுக்கு போங்க எழுந்துருங்க நாங்க போறோம் இதுங்களுக்கு மட்டும் சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி எப்படிதான் தூக்கம் வருதோ எப்படி படுத்தாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது நல்ல ஐடியா ஹட்டோரி டிங்டிங் என்ன ஆச்சு கேனச்சு ஏன் இப்படி காட்டு கத்து கத்துற ஹட்டோரி நான் நல்லா தூங்கணும் ஆனா தூக்கமே வரல ஹெல்ப் பண்ணு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா கேனச்சு நல்லா இழுத்து போத்துக்கிட்டு தூங்கு தூக்கம் வரும் ஏதாவது ஐடியா கொடு ஹட்டோரி எனக்கு ஒண்ணு தோணல டிங்டிங் சரி சரி ரொம்ப அவஸ்தப்படாத நான் உனக்கு தாலாட்டு பாடுறேன் தூக்கம் தானா வரும் பாரு பாட்டு பாடுவியா ஆறாரோ ஆறிரோ ஹட்டோரியின் பாட்டு இதுவோ டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் அச்சோ தெரியாம கேட்டுட்டேன் வாய மூடு ஹட்டோரி ப்ளீஸ் கொஞ்ச நஞ்ச தூக்கமும் போச்சு என்னது கொஞ்ச நஞ்ச தூக்கமும் போயிடுச்சா ஆமா ப்ளீஸ் பா ஏதாவது நல்ல ஐடியா கொடு டிங் டிங் சரி சரி கவலைப்படாத இந்த வாட்டி ஒரு சூப்பர் ஐடியா குடுக்கறேன் கேக்குறியா அதத்தானே நானும் கேட்டேன் சரி இப்ப கண்ணை மூடிக்கிட்டு நல்லா இழுத்து போத்துக்கிட்டு அப்படியே யோசிக்க ஆரம்பி உன் கண்ணு முன்னாடி செம்மறி ஆடுங்க குதிச்சு குதிச்சு போறத நீ கற்பனை பண்ணணும் ஒரு ஆடு ரெண்டு ஆடு மூணு ஆடுன்னு எண்ணிக்கிட்டே இரு தூக்கம் தானா வரும் பாரு ஹட்டோரி ஹட்டோரி ஹட்டோரி தயவு செஞ்சு எழுந்துக்கிறியா இல்லையா டிங் சாரி பாத்தியா சொல்றதுலயே நான் தூங்கி போயிட்டேன் நீயும் நல்லா தூங்குவ ட்ரை பண்ணி பாரு நிச்சயமா உனக்கு நல்ல தூக்கம் வரும் கெனிச்சி என்ன நம்பு டிங் டிங் சரி ஹட்டோரி சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் ஒன்னு எனக்கு தூக்கம் வருது ரெண்டு எனக்கு தூக்கம் வருது மூணு எனக்கு தூக்கம் வருது நாலு எனக்கு தூக்கம் வருது ஹட்டோரி நான் முயற்சி பண்ணி பாக்குற முடியல எனக்கு தூக்கம் வரலப்பா தூக்கம் வருதுன்னு யார் சொல்ல சொன்னது உன்ன ஹட்டோரி சூப்பர் ஐடியா நீ ஷீப்பா மாதிரி சுத்து நான் தூங்கிடுறேன் ஓகேவா அதுக்குதான் தான் பலியாடு சிஷிமாரு இருக்கானே பாவ சிஷிமாரு நேரத்துக்கு எங்க கூப்பிடுற ஆட்டோரு தூக்கம் வருது நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அதே மாதிரி செய்யணும் புரியுதா சிஷிமாரு அவன் தூக்கத்துக்கு நான் ஆட சரி மாறிட்டா போச்சு என்ன பண்றது காட்டப்ப நம்ம நின்றா டக்குனு காடு போடுமா இப்ப ஆட்டுக்கு ரெண்டு கொம்பு தான் பாக்கி அதையும் வச்சுட்டேன் டிங் டிங் ஓகே சுஷிமாரு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல ஆமா ஆமா அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை தூக்கத்தை கிடத்துக்கிட்டு வான் எனக்கு தூக்கம் வருது சும்மா ஒரு நாலு வாட்டி வந்தாலே அவன் தூங்கிடுவான் கவலைப்படாத டூ எனக்கு தூக்கம் வருது டிங் டிங் டிங் எனக்கு தூக்கம் வருது ஃபோர் எனக்கு தூக்கம் வந்துடுச்சு ஃபைவ் தூக்கம் வருது சிக்ஸ் தூக்கம் வருது செவன் தூங்க போறேன் எயிட் நல்லா தூங்கிடுவேன் நைன் நான் தூங்க போறேன் கெனச்சி கொஞ்சமாவது உனக்கு இப்ப தூக்கம் வருதா வரலையா எனக்கு தூக்கம் வருது இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா நான் தூங்கிடுவேன் அதுக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்க சீக்கிரம் கண்ணை மூடி தூங்க பாக்கலாம் நல்ல பிள்ளையாட்டம் இதுக்கு மேல அவ்வளவுதான் நினைக்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் எனக்கு தூக்கம் வருது டிங் டிங் டிங் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா விடிஞ்சிரும் போல இருக்கு எனக்கு தூக்கம் வருது கடவுளே டிங் டிங் போ சிசி மறு திரும்பியவா இதே வேலையா போச்சு அசராம என்கிட்ட இருப்ப ஃபைவ் தௌசண்ட் எனக்கு தூக்கம் வருது ஃபைவ் தௌசண்ட் ஒன் எனக்கு தூக்கம் வருது இவன் என்னைக்கு தூங்குறதும் நான் எப்ப வேஷத்தை கலைக்கிறது சிசிமாரு நீயா போக கூடாது நான் தான் உன்னை தூக்கி போடுவேன் டென் தௌசண்ட் எனக்கு தூக்கம் வருது தூக்கம் வருது தூங்க போறேன் கிணிச்சிக்கு நல்லா தூக்கம் வந்துடுச்சு சுமாரு இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது சரியா இன்னும் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேனா நீங்க தூக்கி போட்டு தூக்கி போட்டு எனக்கு கையெல்லாம் வலிக்குது கண்ணெல்லாம் சுத்துது என்ன பண்ண ஜாலியா இருக்கு தூங்க போற வா சிசிமாரு தூங்கிக்கிட்டே வராத சீக்கிரம் வா வா சிசிமாரு அப்படிதான் ஆ கடவுளே எனக்கு தூக்க சொக்குது எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே அவன் தூங்கினானா ஐயோ அவன் தூங்கினானோ இல்லையோ எனக்கு தூக்கம் வருது நின்னுகிட்டே தூங்குற அளவுக்கு பண்ணிட்டானே இந்த பையன் என்ன என்ன பண்றது போங்கப்பா இதுக்கு மேல என்னால எண்ண முடியாது சிசிமாரு தூங்கிடாத வா நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் தூங்காத வா இன்னும் கொஞ்ச நேரம் தான் கை தவறிடுச்சு என்ன சத்தம் என்ன இது என்ன இங்க இப்படி படுத்திருக்க என்னாச்சு உனக்கு சிஷுமாரு முடியல மம்மி என்னால முடியல பட்டோரி என்ன ஆச்சு உனக்கு இங்க வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க எழுந்துரு டிங் டிங் ஐயாயிரத்தி ஒண்ணு ஆடு ஐயாயிரத்தி ரெண்டு ஆடு ஹட்டோரி என்ன தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ தூங்கிக்கிட்டு இருக்கியா ரொம்ப சந்தோஷம் இப்படி தூங்குற மாதிரி நடிச்சுதான் இவனை சமாளிக்கணும் வேற வழி இல்ல டிங் டிங்